ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கை இலை சூப் பண்ண போகிறோம் இந்த முருங்கை இலையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ சி எல்லாம் நிறையா இருக்குங்க இதில் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைச்சலால் இருந்தால் அதுவும் வந்து இது வந்து இது ரெகுலராக வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் கூடும் அதே போல் வந்து இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது லிவருக்கும் வந்து ரொம்ப நல்லது இது எந்த ஸ்டமக் வயிறில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் வந்து இது ரொம்ப நல்லது அதே போல் போன்ஸும் வந்து ஹெல்த்தியராக இது வச்சுக்கும் இது பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் எல்லாம் கூட வந்து ரெடியூஸ் பண்ணும் அது வந்து நல்ல ப்ரொடெக்ட் பண்ணவங்கள இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து இந்த முருங்கையில் சோப் கொடுக்குறாங்க அப்போ அது இது வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஃபங்கல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் வந்து இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் இது ரெகுலராக நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து சாப்பிடுங்க வாங்கி வந்து இது ஏதாவது பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை சாம்பார் கூட வைக்கலாம் எதனாலும் செஞ்சு சாப்பிடுங்க பட் இன்றைக்கி சூப் வந்து ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலை வந்து நான் அப்படியே வந்து பேப்பரில் சுற்றி நான் நைட்டு வச்ச உடனே இது அப்படியே வந்து உதிர்ந்துருச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது போல் தான் நான் வந்து ஒன்றுமே செய்யலை ஜஸ்ட்டு நான் பேப்பரில் அதை அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சேன் இப்போ வந்து தனியாக வந்துருச்சு இது நான் ஒன்றுமே வந்து அது எதுவுமே நான் க்ளீன் பண்ணல இப்போ சூப்புக்கு என்ன பண்ண போகிறோம் இது வந்து நல்லா க்ளோ அதாவது எந்த ஏதாவது ஒரு குப்பை இருக்கான்னு பார்த்துக்கோங்க பட் எதுவுமே வந்து இதில் வந்து அப்படியே வந்து அந்த இலையை வந்து நான் அப்படியே கவர் பண்ணி வச்சது தான் இப்போ இந்த இந்த எல்லோ இது மாதிரி எல்லோ எல்லாம் இருந்தால் எடுத்துருங்க இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சூப்புக்கு மட்டும் அப்படியே வந்து நீங்கள் மரத்துலேருந்து நீங்கள் பறிச்சிங்கன்னா அப்படியே குச்சியோடைய வந்து நீங்கள் சூப்புக்கு போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து இப்போ நம்ம கொஞ்சம் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் குச்சியோடைய தான் இந்த வந்து சின்ன சின்ன குச்சிங்க இருக்கு இல்லையா அதோடைய தான் வந்து நான் சூப் போட போகிறேன் இப்போ இந்த முருங்கை வந்து நல்லா கழுவிட்டேன் ஒரு மூணு தடவை கழுவி உப்பு போட்டும் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு த ஒரு தக்காளி வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு இருக்குது அதை நசுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மிளகு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து இது முழுகிற வரைக்கும் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு நல்லா வந்து ஒரு ஒரு அஞ்சு விசிலுக்கு வந்து நம்ம நல்லா வாட்டி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து நமக்கு முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மற்ற வச்சு கொஞ்சம் அழுத்தி விடுங்க ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம் மத்தில் கடைய வேண்டாம் கொஞ்சம் நம்ம அழுத்தி விட்டால் போதும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நான் பாதி கட்டு தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த நல்லா வந்து சூப்பெல்லாம் இறங்கிடுச்சு இது நமக்கு வேஸ்ட்டு தான் இது வந்து நீங்கள் சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்காது இந்த ஃபுல் இதோட எசன்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு சூப்பில் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்